இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்காகவும் தனிமைப்படுத்தவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தான் முக்கியமாக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் தனிமைப்படுத்துதல் கொரோனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து நம்ம இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்தவங்க இல்லை கொரோனா அறிகுறிகளோடு இருக்கிறவங்கள ஒரு பதினான்கு நாட்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் குடும்பத்தில் வயசானவங்க இருக்கலாம் இல்லை குழந்தைகள் இருக்கலாம் உங்களுக்கு நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு இது தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் உங்களையே தனிமைப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி வீட்டில் நிறைய பேர் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்க மன உளைச்சல் ஏற்பட்டு மன அழுத்தத்தில் இருக்காங்களா இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தால் அவங்க எந்த மாதிரியான புதுப்பிக்கிறதுக்கு அவங்களோட உத்வேகத்தை மாற்றிக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம வீடியோ வீடியோ பார்க்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போடியில மணிகண்டன் ஒரு இளைஞர் பிசினஸ் விஷயமா இவர் வந்துட்டு ஜவுளி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு இவர் பிசினஸ் விஷயமா ஸ்ரீலங்கா போறாரு ஸ்ரீலங்கா போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க வீட்டில் வந்துட்டு ஐசோலேட் பண்ணப்படுறாரு அதாவது தனிமைப்படுத்தப்படுறாரு தனிமைப்படுத்தப்பட்டவன ஒரு ஸ்டேஜ்ல மன அழுத்தம் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இருந்து தப்பிச்சு வெளியே வந்து தன்னோட ஆடைகள் எல்லாம் கலைஞ்சிட்டு நிர்மாணமா தெருவில் ஓட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஓடும்போது வழியில இருந்த ஒரு வயசான அம்மாவை ஒரு வயசான பாட்டியை கழுத்தை பிடிச்சு கடிச்சு அவங்க ரத்த விடத்தில் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் தனிமைப்படுத்திருக்காங்க இங்கே அவரோட ஊர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு விஷயம் புரியறது என்னென்னா தனிமைப்படுத்துதல் அப்படின்றது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அழுத்தமான விஷயம் தனிமைப்படுத்துதல் அப்படின்றது உண்மையிலேயே பாதிப்பு உள்ளான ஒரு விஷயம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் தனிமைப்படுத்துதல் அப்படின்றது உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிற விஷயமும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் ஒரு பெரிய தியாகம் செய்ய போகிறீங்கிற விஷயத்த தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த சொசைட்டி இந்த உலகம் வந்துட்டு நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தனியாக கிடக்கும் நிச்சயமாக வந்துட்டு இந்த நோய் தொற்று இருக்கிறதுனால தான் நம்ம தனியாக படிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ண மாதிரி நம்ம நிச்சயமாக சாக போகிறோம் இந்த இதுக்கு மருந்தே கிடையாது அதனால தான் நம்ம தனியாக கிடக்கும்னு நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்காங்க மன உளைச்சல் இருக்காங்க இதில் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பேனிக் நோய்க்கு ஆகாதீங்க ஏன்னா தனிமைப்படுத்தல் அப்படின்றது சப்போஸ் உங்களுக்கு நோய் தொற்று இருந்ததுக்கான அறிகுறிகள் தென்படுறதுக்கான இந்த பீரியட் இன்குபேஷன் பீரியட் இல்லையா இந்த பீரியடுக்குள்ளே அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேபி தான் இது எல்லாமே இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஒரு நோக்கம் எண்ணம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்க அதனால் பாதிக்கப்படலான்றதுக்காக தனிமைப்படுத்தப்படுது அதனால் உங்கள் வந்து உங்களோட தொற்று இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தயவு செஞ்சு தனியாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு நீங்கள் நிச்சயமாக இறக்க போகிறீங்க அதனால் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது இன்னொரு விஷயம் நீங்கள் தனிமைப்படுத்திருக்கிற நேரத்தில் உங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி புதுப்பிச்சிக்க முடியும் உற்சாகப்படுத்திக்க முடியும் உங்களை வேறு ஏதாவது விஷயத்தில் எப்படி என்கேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் ஐயோ நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காம இதை ஒரு பெரிய வாய்ப்பாக நினச்சிக்கோங்க எந்த மாதிரியான வாய்ப்பாக இன்றைக்கி ரொம்ப நாட்களாக உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் பேசாமல் இருக்கலாம் உறவினர்கள்ட்ட பேசாமல் இருந்திருக்கலாம் அவங்களெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கலாம் இத்தனை நாட்களாக இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தான் நினச்சிக்கோங்க அதனால் அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு இந்த டெக்னாலஜி வளர்ந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வீடியோ காலில் இருந்து ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லை வீடியோ காலில் பேசலாம் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க வீடியோ காலில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தனியாக இருக்கேன் என்ன மாதிரி உங்கள்கிட்ட பேசுறதுக்கான இவ்வளோ நாள் வாய்ப்பு கிடைக்கல உங்கள் நண்பர்கள் யார்ட்டையாவது நீங்கள் பேசாமல் இருந்தாவோ இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாவோ உறவினர்கள்ட்ட சேர்ந்தாமல் இருந்தாவோ பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாரையும் இப்போ வந்து பேச ஒரு முயற்சி பண்ணுங்கள் அவங்க தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அவங்க கூட பேசுங்க இது உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் இன்னைக்கு இந்த வேகமாக ஓடுற காலத்தில் எப்படியாவது உங்களுக்கு வந்துட்டு உங்களை தனிமைப்படுத்திக்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் வந்துட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இருக்கும் ஏன்னா சம்பாதிக்கிறதும் பொருளீட்டுறதுமே மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்ததுனால நீங்கள் அதுக்காகவே ஓடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த கிடைச்சிருக்கிற இந்த பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்திட்டு இருக்கிற அந்த பதினான்கு நாட்களை வந்துட்டு உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிறதுக்காக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை நிறையா படிக்கலாம் பிடிச்ச விஷயங்களை தேடி தேடி நிறையா வந்து கற்றுக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வந்துட்டு டைம் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் இதை விட்டுட்டு ரொம்ப வந்துட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே உள்ளாக்கி நம்ம இந்த மாதிரி தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போக போகிறோம் இந்த மாதிரி வந்துட்டு எதிர்மறையான எண்ணங்களாக தூக்கி போட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களுக்குள்ள வாங்க நீங்கள் உங்களை புதுப்பிக்க முயற்சி பண்ணுங்கள் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் நிறைய புத்தகங்களை படிங்க படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த கொரோனா விஷயத்தை பற்றி நிறைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல்லே நீங்கள் இருக்கீங்கனால இந்த விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு கொரோனா அப்டேட்ஸை பற்றி கொரோனா வந்துட்டு எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு எவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு மாறு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் நிறைய வந்து நம்மளே சொன்ன மாதிரி தொடர்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நிறைய புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் ஒரு ஒரு புத்தகம் பல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இதை வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் தோண்டு போயிருக்கிற நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்களை என்கேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் இது பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது நிச்சயமாக இந்த பதினாறு நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் மீண்டு வருவீங்க அன்னைக்கு உங்கள் சுற்றத்தார் அப்படியே நோய் தொற்று அறிகுறி இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் தனிமைப்படுத்திருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு மிடில் ஏஜ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அஃபெக்ட்டும் வந்துட்டு அந்த வைரஸ் தொற்றோட அந்த பாதிப்பும் வந்துட்டு அதிகமாக பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்காது ஸோ ஈஸியாக உங்களை ட்ரீட் பண்ணி நீங்கள் ரெக்கவர் ஆகிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் உங்களோட புதுப்பிச்சுக்கிறதுக்கும் சரி உங்களை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கும் சரி தொடர்புகளை வந்துட்டு திரும்பவும் நீங்கள் தேவை தேடுறதுக்கும் சரி இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய தியாகம் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க இல்லை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோய் தொற்று இருந்தவங்க கூட நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பொதுவெளியில் போகும்போது ஒரு மார்க்கெட்டுக்கோ ஒரு மாடுக்கோ இல்லை இந்த மாதிரி மக்கள் கூடுற இடங்களுக்கோ போகும்போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணும்னு இன்டென்ஷனோட செய்ய மாட்டீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த தொற்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு இந்த சோஷியல் அஃபெக்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமூகத்தில் வந்துட்டு உங்களை தொடர்ந்து அந்த தொற்றை வந்து உங்களால் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி என்ன நான் தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னா இந்த நோய் தொற்று வந்து பல பேர் காப்பாற்றப்படுவாங்க என் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயம் காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிக்கோங்க இது நிச்சயமாக உங்களை வெளியே கொண்டு வரும் நான் உண்மையிலேயே வந்துட்டு இந்த வீடியோ உங்கள் மன அழுத்தத்தில் ஒரு சின்ன ரிலாக்ஸை கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணிக்கோங்க இந்த பதினாறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையோட புதுப்பிக்கிறதுக்கான உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான நாட்களாக நினச்சிக்கோங்க தயவு செஞ்சு மாற்றான எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு கட்டமைக்கிறதுக்காகவும் மறுபடியும் மாற்றி அமைக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களை தயவு செஞ்சு எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் நேர்மறை எண்ணங்களோட பயணிங்க நிச்சயமாக நீங்கள் மறுபடியும் இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து பயணிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அதே நம்பிக்கை உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் தேங்க்யூ